குழந்தையோடு எண்களை பயிற்சி செய்ய யூகிக்கும் விளையாட்டு உதவும் நீங்கள் ஒரு எண்ணை யோசித்து வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த எண்ணை யூகிக்க குறிப்புகள் கொடுக்கலாம் நீங்கள் எட்டு என தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த எண் ஏழுக்கும் ஒன்பதிற்கும் நடுவில் உள்ளது என்று குறிப்பு கொடுக்கலாம் குழந்தைக்கு இன்னும் துப்பு தேவைப்பட்டால் அடுக்குமொழி வார்த்தைகளாக இந்த எண் பட்டு வெட்டு என்று அடுக்காக வரும் என அவர்கள் யூகிக்கும் வரை குறிப்புகள் கொடுக்கலாம் இந்த விளையாட்டு அவர்கள் எண்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள உதவும்